ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக் புட்டாக இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீங்க அதுவும் செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சாரியுடைய நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவனுங்க சாரியுடைய கலர் கோல்டன் எல்லோ கலர் சாரியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லு டிசைன் ஃபுல்லாகவே வந்து காப்பர் டெஸ்டட் சரியில் இருக்குங்க சாரியுடைய length six point two metre அதில் body of sari five point five மீட்டரும் length of blouse point seven metre with of the sari and blouse forty five point five inches above இருக்குங்க அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க் சாரீ வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் அது பியூராக இல்லையா அப்படின்னு வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கொடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூமேடுங்க கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க sari number five six eight grey colour இதில் கோல்டு டெஸ்டட் ஜரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய அதுவும் பிக் புட்டா பார்டர்லெஸ் சாஃப்ட் சாரீஸ் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாமே த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கிறதுனால சாரீ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீங்க sari number five six nine colour pink colour இதுலேயும் கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க சில சாரீஸில் வந்து டசில்ஸ் போடலைங்க நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பே பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசில்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க சாரியுடைய price six thousand five hundred இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க ப்ரீபேமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் பை பண்ணிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்தது அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க sari number five seven one இதுக்கு முன்னாடியுடைய கலரும் நான் சொல்ல மறந்துட்டேன் நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபைவ் செவன் ஜீரோ வந்து பாட்டில் க்ரீனில் இருக்குது அடுத்து ஃபைவ் செவன் ஒன் இது வந்து வயலட் கலர் கோல்டு டெஸ்டர் சரியில் தாங்க புட்டா இருக்குது இதுக்கு முன்னாடி பாட்டில் க்ரீனும் சரி இப்போ நீங்கள் பார்க்குற வயலட்டும் சரி சேம் டைப் தான் மேங்கோ டைப் தான் கோல்டு டெஸ்டர் சரியில் ஒர்க் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போகும்போது ஒரு சாரி தான் அட் அ டைமில் நீங்கள் புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்ணுறதுக்குமே நீங்கள் three hundred rupees extra charges ஃபஸ்ட்டே பே பண்ணால் மட்டுமே உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட்டு சாரீ நீங்கள் பார்க்குறீங்க sari number five seven two five seven two உடைய கலர் ப்ளூ காப்பர் சல்ஃபேட் ப்ளூவில் இருக்குங்க சேம் மேங்கோ டைப்பே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 sari number five seven three இதுலேயும் கோல்டு டெஸ்டர் சரியில் புட்டாஸ் இருக்குங்க colour pink colour sari number five seven four இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடியதுங்க ஸோ இது என்ன பேஸ்டல் ஷேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌன்லே லைட் ப்ரௌன் சாக்லேட் ப்ரௌன்லேயே லைட் ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடியது பேஸ்டல் ஷேட் ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேணுங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கலர் வந்து சூட்டபுளாக இருக்குங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ வந்து ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொன்னதே தாங்க த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்டு ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க ட்ரை வாஷ் மட்டும்தான் இந்த சாரீஸ் பண்ணணும் ஹேண்ட்லூம் மேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க அதாவது சில இடங்களில் திக்காக இருக்கக்கூடிய த்ரெட் விசிபிள் ஆகிறது and light and dark colour ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணும்போது டார்க் கலர் விசிபிள் ஆகிறது எஸ்பெஷலி பிளாக் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது ஸோ இதெல்லாம் வந்து காமனாக ஹேண்ட்லூம் சாரீஸில் இருக்கக்கூடியது தாங்க ஸோ அதுக்கு வந்து ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க இந்த சாரியுடைய கலரும் நான் சொல்லிடுறேன் இது வந்து பர்பிள் கலர் வித் பிளாக் காம்பினேஷனோட இருக்குது காப்பர் கலர் சரி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்க sari number five seven six இது வயலட் டபுள் ஷேடில் வருதுங்க இதுவுமே காப்பர் ஜரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது வயலட் அண்ட் இங்கு ப்ளூ அந்த மிக்சிங்கில் இருக்குங்க சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அண்ட் ஒவ்வொரு அப்டேட்டு நம்ம போடும்போதும் எல்லா குரூப்ஸ்க்குமே பிக்சர்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அனுப்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியும் அதுவும் ஓல்டு மெசேஜஸ்லேருந்து ரீசன்ட் மெசேஜஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு வராங்க ஸோ அதனால் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களது ஓல்டு மெசேஜ்லேயே இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து அப்டேட் போட்டதுக்கப்புறம் ஈஸியாக கீழேருந்து வரும்போது உங்களது ஃபஸ்ட்டாக இருக்கும் பார்த்து ரிப்ளை பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற சரியுடைய number five double seven double ஷேடுங்க இதுவுமே க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்சிங்கில் இருக்குதுங்க ராமர் க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்சிங்கில் இருக்குது கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது sari number five seven eight சரியுடை கலர் ப்ளூ கலர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே செல்ஃப் கலரில் இருக்கக்கூடியதுங்க அண்ட் எல்லாமே பிக் புட்டாக இருக்கக்கூடிய பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க் சாரீங்க பியூர் சில்க்குங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கிது ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number five seven nine colour dark green colour இதில் கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருங்க பல்லுவில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி ப்ளவுஸ் அதே மாதிரி நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெயினாக சிறுமுகையில் இருக்குதுங்க சிறுமுகை பிளேஸ் அப்படிங்கிறது மேட்டுப்பாளையம்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரியும் அன்னூர்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸ் தாங்க சிறுமுகை இந்த சிறுமுகை எதுக்கு வந்து பேர் போனது அப்படின்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ் ப்ரொடக்ஷனில் தாங்க ரொம்ப பேர் போன ஊர் வந்து சிறுமுகைங்க ஸோ இப்போ இந்த பிளேஸ்க்கு நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா நம்ம ஷாப்பில் என்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா மெயினாக pure silk saris five thousand five ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான ரேஞ்சில் பியூர் சில்க் சாரீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க அதுக்கும் கீழேன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப லெஸ் கலெக்ஷன்ஸில் நம்மக்கிட்ட காட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஆனால் காட்டன் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்காதுங்க கம்மியாக தான் இருக்கும் பியூர் சில்க் சாரீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் அதிகமாக இருக்குங்க மற்றபடி மிக்சடோ அல்லது லோ ரேஞ்சஸ்லேயோ கலெக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இல்லைங்க ரொம்ப கம்மியாக மட்டும்தான் இருக்குது பியூர் சில்க் வேணும் கைத்தறியில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஆனால் நேரில் என்ன இருக்கோ அதை தாங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் யூடியூப்பில் போட்டதோ அல்லது குரூப்பில் போட்டதோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவைலபிலிட்டி இருக்காதுங்க ஏன்னா எப்போ நம்ம யூடியூப்பில் போட்டாலும் குரூப்பில் போட்டாலும் அப்போவே வந்து என்ன ஆகும்னா புக் ஆயிரும் ஸோ அந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸை நீங்கள் நேரில் பார்க்க முடியாதுங்க sari number five eight one இது வந்து டபுள் ஷேடு வருதுங்க லைட் க்ரீனும் அண்டு மேங்கோ எல்லோ மிக்சிங்கில் இருக்குது நீம் ஜரியில் ஒர்க் இருக்குங்க sari number five eight two இதில் காப்பர் கலர் ஜரி தாங்க பேஸ்டல் ஷேடில் வருது சிமெண்ட் கிரே கலரில் இருக்கும் சிமெண்ட் கிரேனும் சொல்ல முடியாது பெய்ஜ் கலரில் இருக்குங்க கொஞ்சம் டார்க் பெய்ஜாக இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்குது ஸோ மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் அண்டு ப்ரைஸஸுமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸஸில் நம்ம ஆன்லைனில் உங்களுக்காக கொடுக்குறோம் நிறைய ஆஃபர் கொடுக்குறோம் அண்டு ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்டேட்டுமே நம்ம ஆன்லைனில் தான் போடுறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இதை தவிர வேறு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மட்டுமே நீங்கள் வந்து ஷாப்பில் வந்து பார்த்துக்கலாம் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்